என் பெயர் தா கௌசல்யா நான் மூன்றாம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் round table thirty Vivekananda Vidyalaya கோடாரி கதை முன்பு காலத்துல சுபையா என்ற ஒரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தாராம் அவருக்கு ஒரு அழகான குடும்பமும் இருந்தா அவரு ஒரு நாள் காட்டுக்கு போய் பிறகு வெட்டிக்கிட்டு இருந்தாராம் அவரோட அலை ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சான் அவரால என்ன பண்ணதுன்னே தெரியலையா அதனால அவரு ஆத்துக்குள்ள போய் தேடி பார்த்தானா அவருக்கு கிடைக்கவே இல்லையா அப்புறமா ஒரு வனதேவதை வந்தாங்களா வந்து என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் சொன்னாரா என்னுடைய கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு அப்படின்னு சொன்னாராம் அவங்க இதுவா உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ள போய் ஒரு தங்க குடையரை எடுத்துட்டு வந்தாங்க இதுவா உன்னுடையது அப்படின்னு கேட்டாங்களாம் இது இல்ல என்னுடையது அப்படின்னு அவர் சொன்னாராம் திரும்பி அவங்க உள்ள போய் ஒரு வெள்ளி குடாரை எடுத்துட்டு வந்தாங்க இதுவா உன்னுடையது அப்படின்னு கேட்டாங்களாம் இது என்னுடையது இல்ல அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னாராம் அவங்க திரும்பி தண்ணிக்குள்ள ஆழமா போனாங்க போய் ஒரு சாதா கோடாரி எடுத்துட்டு வந்தாங்களாம் இதுவா உன்னுடையது அப்படின்னு கேட்கும் போது இதுதான் என்னுடையது அப்படின்னு சொன்னாராம் அவங்க சொன்னாங்களாம் உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மூணு கொடாரையும் கொடுத்துட்டாங்களாம் இது அவரு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டாராம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எப்பொழுதுமே நேர்மையா நடந்து